ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மனநலம் அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் பார்க்கலாம் மனநலம் இல்லைன்னா இங்கிலீஷில் வந்து மென்டல் ஹெல்த்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் பல பேருக்கு வந்து உலகத்தில் பல பேருக்கு இந்த மனநலம் அந்த ஏரியாவில் பாதிக்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் என்று போனவங்கள தான் வந்து மென்டலி ரிட்டார்டுன்னு நம்ம சொல்லுவோம் மனநலம் குண்டியவர்கள் அது அவங்கள பற்றி நம்ம பேசலாம் இப்போ நார்மலா நம்ம இருக்கிறோம் இல்லையா நம்ம இருக்கிறோம் நமக்கு நார்மல் மனுஷனுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுக்கு இங்கிலீஷ்ல ஒவ்வொரு பேர் இருக்கும் தமிழ்லயும் உண்டு நான் பதட்டம்னு சொல்லலாம் பயம் பயம் மனசோர்வு இது பதட்டத்துக்கு வந்து இங்கிலீஷ்ல ஆன்சைட்டின்னு பேர் பயம்னா ஃபியர் அது இருக்குது டிப்ரெஷன் டிப்ரெஷன் மனச்சோர்வு அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து உலகத்துல உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் எல்லாருக்குமே இது உண்டு ஆனா இது வந்து ஒரு ஒரு லெவல்ல இருந்து மேல போகும்போது அது வந்து ஒரு பிரச்சனையா மாறுது அது வந்து ஒரு பிரச்சனையா மாறுது அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பல பல ஆங்கிளில் வந்து சொல்யூஷன் சொல்லுவாங்க ஆனால் சயின்டிஃபிக்கானு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஒரு ஒரு சொல்யூஷன் இதுதான் பிரச்சனை இதுதான் சொல்யூஷன் இதுதான் தீர்வு அப்படின்னு கிடையாது இப்போ உள்ள சயின்ஸ்ல இப்போ இந்த மாதிரி பட்டத்தெல்லாம் எப்படி படிச்சுட்டு இருப்பாங்கன்னா மனச்சோர்வு உள்ளவனுக்கு ஃப்ரண்ட் மூளையில பெருசா இருக்கும் இல்லைன்னா பேக் மூளையில பெருசா இருக்கும் ஸோ அதனால அதுக்கு இதுக்கு ஏதோ லிங்க் இருக்குது எல்லாம் ஓகே ஆனா மனச்சோர்வு எதனால் வருது ம் அதோட பாதிப்பு என்ன அதை குணப்படுத்துறது எப்படி இது ஒரு சயின்ஸ்னா எப்படி இருக்கணும் என்னன்னு கேட்டாச்சுன்னா அதுக்கு ஒரு கரெக்டான ஆன்சர் இருக்கணும் அடுத்தது எப்படி அப்படின்னு கேட்டாச்சுன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும் இந்த மாதிரி இந்த மென்டல் ஹெல்த் சம்பந்தமாட்டு சயின்டிஃபிக்கா இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கிடையாது என்னதுன்னு சொல்லுவாங்க அதோட சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க ஆனா இது எதனால் வருது அப்படின்னு எல்லாம் கேட்க போயாச்சுன்னா அதுக்கு ஆன்சர் இப்போ கிடையாது இப்போ கிடையாது அப்போ அதை ஆனால் வந்து ட்ரீட் பண்ணணும் அதை குணப்படுத்தணும் டாக்டர்கிட்ட இப்படி ஒரு பிரச்சனைன்னு போயாச்சுன்னா ட்ரீட் பண்ணணும் அப்போ அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் முறையில் அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அது எப்படின்னா எப்படின்னா இப்போ வந்து நார்மலாக உள்ளவங்களுக்கு மூளையில் இந்த சைடில் உள்ள கிரே மேட்டர் வந்து சின்னதாக இருக்குது மனச்சோர்வு உள்ளவங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த பெருசா இருக்கிறத சின்னது ஆக்குறதுக்கு உள்ள அந்த மாதிரி வேலைகளை பண்ணுவாங்க பண்றாங்க ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து இந்த வீடியோல அந்த மனச்சோர்வை சிம்பிளா நார்மலா உள்ள முறையில இப்போ உங்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட போகணும்னு ஆச்சுன்னா என்ன சொல்றது இப்போ நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்க டாக்டர்கிட்ட போகல அப்படின்னு எல்லாம் உட்காராதுங்க நீங்க பண்ணுங்க ஆனா நான் சொல்லக்கூடியது இந்த மனச்சோர்வுன்னு என்னதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாக்கலாம் இந்த வீடியோ சிம்பிளா ஒன்று ரெண்டு ஸ்டெப்ஸ் எடுத்தாச்சுன்னா அதை வந்து மனச்சோர்வு மட்டும் கிடையாது பதட்டம் பயம் அதுக்கெல்லாம் என்ன என்ன சொல்யூஷனுங்கிறது எனக்கு ஆங்கிள் இருந்து நான் சொல்றேன் சரியா ஸோ முதல்ல ஆன்சைட்டின்னா என்னன்னு பார்க்கலாம் ஆன்சைட்டின்னா பதட்டம் பதட்டம் பதட்டம் எப்படி வருது எல்லாருக்குமே பதட்டம் வரும் பதட்டம்னா என்ன அதை பார்க்கலாம் இப்போ நான் ஒரு டெய்லர்னு வச்சுக்கலாம் நான் ஒரு டெய்லர் டெய்லி காலையில் நல்லா எனக்கு துணி தைக்க தெரியும் நல்லா தைக்க தெரியும் பத்து வருஷமா நான் வந்து ஒரு துணி கடையில வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்னோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும் காலையில எழும்புவேன் கிளம்புவேன் நான் வந்து தையல் கடைக்கு போவேன் உட்காருவேன் தைக்க ஆரம்பிப்பேன் என்னதெல்லாம் இருக்குதோ தைச்சிட்டு வருவேன் அந்த அது வந்து ஒரு பத்து வருஷமா நான் பண்ணிட்டு இல்லைங்களா ஒரு நாள் நான் வந்து போறேன் ஏதாவது பதட்டம் இருக்குமா நமக்கு மைண்ட்ல இருக்காது ஏன் எனக்கு அங்க தையல் கடையில என்ன இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும் நல்லா தெரியும் ம் புதுசாக ஒன்றுமே இல்லை இது பத்து வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நாளைக்கும் அதே மாதிரி தான் இருக்க போகுது அப்போ பதட்டம் வராது இப்போ பத்து வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த ஓனர் வந்து போயிட்டாரு இப்ப புதுசா ஒரு ஒரு ஓனர் எனக்கு வராரு இல்லைன்னா அந்த துணி கடையை இன்னொரு முதலாளி வாங்கிட்டாரு நான் அவட்ட வேலைக்கு போறேன் முதல் நாள் நான் போறேன் பத்து வருஷமா அதே கடையில தான் இருக்கிறேன் அப்போ மைண்டுக்குள்ளால இது நம்ம புரியறதுக்கு இதை பாருங்க மைண்டுக்குள்ளால வெளியில அந்த பிசிக்கலா உள்ள சிம்டம்ஸை விட்டுருங்க மைண்டுக்குள்ளால ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் பத்து வருஷமா போயிட்டு இருக்கும் போது ஒண்ணுமே இல்லை புதுசா ஒரு ஓனர் வராரு நம்ம போறோம் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் என்ன வித்தியாசம் அது ஒரு ஆவல் அங்க யார் இருக்கிறா மைண்ட்ல ஒரு கேள்வி வருது அதாவது எதனால அந்த கேள்வி வருதுன்னா நமக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்ச இடத்துக்கு தான் இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கிறோம் புதுசா ஒண்ணு மாறுது அப்ப அந்த மாற்றம் எந்த விதமான மாறுதல்களை உண்டாக்கும் அந்த கேள்விக்கு நமக்கு விடை தெரியாது அந்த விடை தெரியாததுனால இந்த மைண்ட் வந்து ஒரு கொஷினை போடுது ஒரு கேள்வியை எழுப்புது அங்க யார் இருக்கிறா என்ன இருக்கிறா விடை தெரியாது அப்படின்னா அதை வந்து ஒரு ஆவல்னு சொல்லணும் ஒரு சின்ன லிமிட்ல இருந்ததுன்னா ஆவல் அதனோட பேரு ஆவல் ஆவல் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்ல என்ன இருக்குது இதே இது இதுக்கு என்ன சொல்றது இந்த ஆவல் கொஞ்சம் இருக்குது உள்ள போய் நம்ம அது என்னது என்னது என்னது அப்படின்னு உள்ள போகும்போது அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு பதட்டம் இது தொடங்குறது வந்து ஆவல் அதுல தொடங்கும் சரியா இதுதான் அந்த டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க இதுல தொடங்குது ஆவல் ஓகே இப்போ இந்த ஆவலுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி வருதுன்னா இப்போ பத்து பேர் பத்து பேர் வேலைக்கு இருக்கிறாங்க ம் பத்து பேர் உங்களுக்கு கூடால வேலை பார்க்குறாங்க எனக்கு கூடால வேலை பார்க்குறாங்க இதுல இந்த புது ஓனர் வந்து ஒரு அஞ்சு பேரை தான் வேலைக்கு வைக்க போறாரு ம் மற்ற அஞ்சு பேரை வந்து வேலை இல்லைன்னு சொல்ல போறாரு அப்படின்னா இந்த முதல்ல ஆவல் ஒரு கேள்வி மட்டுமா இருந்தது அடுத்தது என்ன வருதுன்னா இனி என்ன நடக்குமோ அப்படி ஒரு கேள்வி வந்து மைண்ட்ல வருது இனி என்ன நடக்குமோ அப்படின்னு வரும்போது இந்த மைண்ட் வந்து எப்படி அதை அனலைஸ் பண்ணுதுன்னா எனக்கு பாதிப்பு ஏற்படுமோ எனக்கு அதாவது நான் பர்சனல் ஆட்டு எனக்கு ஏதாவது பாதிப்பு இதுல வருமா அப்படின்னு ஒரு கேள்வி போனோம் அதுக்கு இப்ப எனக்கு பாதிப்பு வராது அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியும்னா அந்த பயம் வராது எனக்கும் பாதிப்பு ஏற்படும்னா அப்படின்னு எனக்கு மைண்ட்ல தோணுச்சதுன்னா ஒரு பயம் வரும் பயம் திரு பயம்னா என்ன திரும்பவும் அதாவது பயம் பய பயத்தோட டெஃபினேஷன் என்னன்னா இப்போ எனக்கோ அல்லது என்னுடைய என்னுடையவைகளுக்கோ ஏதாவது இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போது அந்த மாற்றம் என்னையோ என்னுடையவைகளையோ அது வந்து பாதிக்க பாதிக்கும் பாதிக்குமா அப்படி ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு பதில் தெரியலன்னா ஒரு எமோஷன் நமக்கு உள்ளால இருந்து ஒரு உணர்வு தோன்றும் அந்த உணர்வுக்கு பேர் தான் பயம் என்னவா இருக்கட்டும் என்ன பயமா இருக்கட்டும் இப்போ ஒரு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க ஃபர்ஸ்ட் வாட்டி ஸ்கூலுக்கு போறாங்க போகும்போது என்ன போய் பழக்கம் கிடையாது அந்த புதுசாக ஒரு இடத்துக்கு அங்கே வந்து என்ன இருக்குமோ எனக்கு தெரியாது நான் என்ன ஆகணும் எனக்கு எனக்கு அந்த ஆங்கிள் இப்போ புதுசாக ஒரு ஆள் வே ஜென்ரலாக ஒரு ஆள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு ஒரு பயம் எப்போ வரும் கம்பெனி இழுத்து பூ பூட்டிடுவாங்களோ அப்போ ஒரு பயம் வரும் அது அது வந்து பயம் இந்த மைண்ட்ல உள்ள இந்த ஆவல் வந்து ஆவல்ல இருந்து பயம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது இந்த பயம் இப்படியே இருந்துட்டு இருக்குதுன்னு வைங்க இந்த பயம் மாறல இப்ப நான் தையல் கடைக்கு போறேன்னு சொன்னால நான் போறேன் புதுசா அந்த ஓனர் வர்றாரு அவர் ஒண்ணுமே சொல்லல ஒன் அப்படி எல்லாரையும் பாக்குறாரு பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு ஆனா எனக்கு தெரியும் பத்து பேர்ல அஞ்சு பேர் தான் வேலைக்கு வைக்க போறாங்க அப்ப இந்த எனக்கம் இந்த பத்து பேருக்குமே இந்த மைண்டுக்குள்ளால பயம் பயம் இருக்கும் இந்த பயம் எங்கிருந்து வந்தது அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு தோட்டம் அது எப்படி தோணுச்சுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா இந்த பயம் எங்க இருந்து தோணுச்சது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ல இருந்து என்ன இன்ஃபர்மேஷன்ல இருந்து பத்து பேர்ல அஞ்சு பேர் தான் வேலைக்கு வைக்க போறாங்க ம் ஸோ சிம்பிளா சிம்பிளா பயம்ங்கிறது மனுஷனுக்கு தேவையான ஒண்ணு இந்த ஆவல் அது டிஃபால்ட் எல்லாருக்குமே உண்டு பயம் பயமும் நார்மல் எல்லாருக்குமே உள்ளது இதுல வந்து என்ன சொல்றது ஸ்பெஷலா ஒண்ணுமே கிடையாது இது ஏதோ நோய் அப்படின்னு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது பயம் வந்து நோய் கிடையாது ஆனா இந்த பயம் கண்டினியூ ஆகும்போது அதாவது அது ரொம்ப நாள் இப்போ ஒரு ஒரு மாசமா இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறேன்னா அது வந்து இந்த பயம் வந்து என்ன பண்ணோம்னா என்னோட செயல்பாடுகளை நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த பயம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதுதான் பிரச்சனையோட ஆரம்பம் இது வந்து அப்படி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இந்த பயத்துக்கும் பதட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் என்ன வித்தியாசம் பயம் வேற பதட்டம் வேற பயம் வந்து நிகழ்காலத்துல நிகழ்காலத்துல நமக்கு கண்ணெதிரே அதாவது நிகழ்காலத்துல பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தோட ரியாக்ஷன் தான் பயம் சரியா நமக்கு கண்ணுக்கு முன்னாடியோ இல்லைன்னா நம்மளை சுற்றியோ நடக்கக்கூடிய சம்பவிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தோட ரியாக்ஷன் தான் பயம் பதட்டம் வந்து அப்படி கிடையாது பதட்டம்ங்கிறது வேற மனுஷனுக்கு பயம் கண்டிப்பா வேணும் சரியா நிறைய நல்ல விஷயமும் உண்டு பயத்தினால அது ஒரு சைடில் வைக்கலாம் ஆனால் பதட்டம்ங்கிறது அதை எப்படி சொல்லலாம் ஓகே இப்படி இப்படி எடுங்க ஒரு மனுஷன் மூணு லெவல்ல வாழலாம் மூணு லெவல்லன்னா மூணு காலத்துல இது வந்து இறந்த காலம் கடந்த காலம் அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து நிகழ்காலம் இது வந்து எதிர்காலம் புரியுதுனா மூணு காலம் இருக்குது இந்த நிகழ்காலம்ங்கிறது என்னதுன்னா இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன் இது நிகழ்காலம் நேற்றைக்கு நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டேன் இது வந்து இறந்த காலம் நாளைக்கு நான் வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு ஒரு பில்லியனர் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆக போறேன் இது வந்து எதிர்காலம் சரியா இது மூணுமே காலம் இந்த இது இம்பார்ட்டன்ட் இது ஒரு சைடில் இருக்கட்டும் என்ன ஒரு சைடில் ஒவ்வொரு மனுஷனும் பல நிலையில வாழ்றான் பல நிலைன்னா ஒன்று வந்து நனவு நனவுன்னா என்ன சொல்றது ஒன்று வந்து ஓகே முதல்ல சிம்பிளாக சொல்லலாம் கனவு கனவு நிலை நம்ம நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கனவு காண்போம் இல்லையா அது வந்து ஒரு நிலை அப்படித்தானே கனவு காணவு அது கனவு நிலை நனவுன்னா நான் முழிச்சிருக்கும் போது இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா முழிச்சிருக்க கூடியது இப்படி ரெண்டு நிலை உம் இது வந்து காலம் மூணு காலம் இது வந்து நிலை இத மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்போ இது வந்து கனவு இது வந்து நனவு முழிச்சிருக்கக்கூடியது இப்போ இந்த முழிச்சிருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த நிகழ்காலத்துல உள்ளதை நான் பாக்குறேன்னு இல்லைங்களா நிகழ்காலத்துல உள்ளது இதைத்தான் நான் வந்து முதல்ல பயம்னு நான் சொன்னேன் சொல்லி நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம் பயம்னா நான் முழிச்சிருக்கும் போது ரோட்ல போற ஒரு நாய் வருது நிகழ்காலத்துல நடக்கக்கூடியது அந்த நாயை பார்த்து நான் நிற்கணுமா கல்லறியணுமா ஓடணுமா அதை நான் டிசைட் பண்றேன் சரியா இதுல வந்து இதுல வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது இது பிராக்டிக்கலா எல்லா மனுஷனும் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம் நிகழ்காலத்துல நிகழ்காலத்துல நனவுல இருந்து அதை டீல் பண்றது நோ ப்ராப்ளம் இப்போ இந்த நனவு நிலையில இருந்துட்டு கடந்த காலத்தை இது ரெண்டே விட்டுருங்க கடந்த காலத்தை இல்லைன்னா கடந்த காலத்தில் நடந்ததை நனவு நிலையில இருந்து நான் வந்து அதை எடுத்து என்ன அனலைஸ் பண்ணி இல்லைன்னா அந்த கடந்த கால நினைவுகள் என்ன ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு என் மேல ஒரு இம்பாக்ட் உண்டு பண்ணுது இல்லைன்னா என்ன வந்து அதுக்கு அடிமையை ஆக்குது இந்த ட்ரௌமானி எல்லாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ட்ரௌமானா தமிழ்ல நடந்தில்ல ட்ரௌமானா அந்த சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள் சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள் இப்போவும் எனக்கு வாழ்க்கையில நடக்கிறது மாதிரி நான் வந்து உணர்ந்தேன்னா அதுக்கு பேர் ட்ரௌமான்னு சொல்லுவாங்க ட்ரௌமானா இருங்க பார்த்துக்கலாம் அதிர்ச்சின்னு ஒரு அதிர்ச்சி கிடையாது ஸோ ஏதோ அதாவது சின்ன வயசுல நடந்த ஒரு மோசமான ஒரு சம்பவம் இப்போ என்னை பாதிக்குது அந்த வாருக்கெல்லாம் போயிட்டு வந்தவங்க எல்லாம் வந்து பல பல அதிர்ச்சியான சம்பவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க அதுக்கு பின்னாடி அவங்கள சின்ன குழந்தைங்களில் சின்ன குழந்தைங்கள ஏதாவது வீட்டிலலாம் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா அது பின்னாடி அவங்கள பாதிக்கும் இதெல்லாம் தான் ட்ரௌமான்னு சொல்றது ஸோ என்ன சொல்றேன்னா இந்த மூணு காலங்கள் மூணு காலங்கள்ல பழைய விஷயங்கள் நிகழ்காலத்துல வந்து பாதிச்சதுன்னா அதுக்கு பேரு ட்ரௌமா அடுத்தது நிகழ்காலத்தை பார்த்துட்டோம் கலந் கடந்த காலம் பார்த்துட்டோம் எதிர்காலத்துல உள்ளத நிகழ் நனவு நிலையில இருந்து எதிர்காலத்துல நடக்க போறத பார்த்து நம்ம வந்து பயந்தோம்னா அதுக்கு பேர் பயம் சரியா ஸோ சிம்பிளா சிம்பிள் லாஜிக்கல் நான் சொல்றேன் நனவு முழிச்சிருக்கும் போது நடக்கக்கூடிய மூணு விஷயங்கள் இது இப்ப நிகழ்காலத்துல உள்ளது ஓகே சோ இது மூணு அப்படிதானே இது வந்து நனவு நிலை இப்போ இந்த நனவு நிலை மாதிரி நமக்கு கனவுன்னு நம்ம ஒன்று சொன்னோம் அப்படிதானே இந்த கனவுன்னு சொன்னது என்னது படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய கனவு ஒரு கனவு வருது அந்த நிலையை தான் நான் வந்து கனவு நிலைன்னு நான் சொல்லுவேன் இந்த கனவு நிலை நனவு நிலை ரெண்டு இருக்குது இல்லையா இந்த கனவு நிலைய தூங்காம தூங்குறதுக்கு பதிலா நான் முழிச்சிருக்கிறேன் இந்த கனவு காண்றதுன்னா என்னது கனவு நிலைன்னா என்னது அதை சொல்லுவோம் இப்போ ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்குது படுத்து தூங்கிட்டு இருக்குது அது வந்து ஒரு நாய் துரத்துற மாதிரி ஒரு கனவு பார்க்குது அந்த நாய் துரத்துது அந்த நாய் துர துரத்துறத பார்த்து இந்த குழந்தை அழுது நாய் உண்மையா இல்ல துரத்துறது உண்மையா இல்ல குழந்தை அழுறது உண்மையா உண்மை குழந்தை உண்மையா உண்மை அப்படித்தானே இந்த லாஜிக்கை அப்படியே வச்சுட்டு முழிச்சிருக்கும் போதே ஒரு மனுஷன் இந்த கனவு நிலைக்கு தள்ளப்படுறான்னு வச்சுக்கோங்க தூக்கம் முழிச்சு இருக்கும் போது நான் வந்து ஒரு மூணாவது நிலையை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நனவு கனவு மூணாவது ஒரு நிலை அந்த நிலையில முழிச்சிருக்கிறாங்க அந்த முழிச்சிருக்கும் போது ஒரு நிலையில போறாங்க அது என்ன நிலைன்னா ஒரு நாய் துரத்துது அவங்க அழுறாங்க ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை முழிச்சிருக்கும் போதே ஒரு நாய் துரத்துதுன்னு நினைச்சிட்டு அழுது அந்த நிலையை தான் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க பதட்டம்னு அது தமிழ்ல அது பதட் பதட்டம்ங்கிறது கரெக்டான வேர்டானு எனக்கு தெரியல இங்கிலீஷ்ல ஆன்சைட்டி இல்லாத ஒன்றை இருக்குதுன்னு தீர்க்கமாக நம்புறது நம்பிட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம திண்டாடுறது ஆன்சைட்டி நாய் இல்லை இல்லாத நாயை எப்படி போகணும்னு சொல்ல முடியும் முடியாது அது துரத்துதுன்னு இவங்க சொல்றாங்க துரத்தலன்னு சொல்லியாச்சுன்னா அவங்க நம்ப போறது இல்லை ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாய் துரத்துது அப்ப அதுக்குள்ள என்ன சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் குழந்தை அழுது ஒரு நாய் துரத்துதுன்னு பார்த்தா அப்ப அதுக்கு என்ன சொல்யூஷன் அந்த அழுகை பாட்டுறதுக்கு குழந்தைய எழுப்பி விட்டாச்சுன்னா போதும் எழுப்பி விட்டாச்சுன்னா அது முழிச்சு பார்க்கும் முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் ஓ நான் இல்லை துரத்தல இந்த லாஜிக் புரியுது இல்லையா அதே மாதிரி பதட்டம் ஒரு ஆள் பதட்டப்படுறாங்கன்னா அவங்கள வந்து வெளியில கொண்டு வந்தா மட்டுமே அந்த பதட்டம் போகும் அந்த நிலையிலிருந்து வெளியில கொண்டு சரியா அந்த நிலை அவங்க வந்து அந்த நிலையில இருக்கிறாங்கன்னு நமக்கு முதல்ல தெரியும் அவங்க முழிச்சிருக்கிறதுனால நம்ம என்ன நினைப்போம் ஆ இவங்க முழிச்சிருக்கிறாங்க இல்லை அப்படி கிடையாது அவங்க வந்து முழிச்சிருந்தாலும் இன்னொரு நிலையில இருக்கிறாங்க அதை மைண்ட்ல வச்சிருக்கணும் ஏன்னா அவங்கள வெளியில கொண்டு வரணும்னா ஒண்ணுலே அந்த நாய் அவங்க இருக்கக்கூடிய நிலையில அந்த நாய் துரத்துறத நிறுத்தணும் அப்படின்னா அவங்க அவங்களா வெளியில வருவாங்க இல்லைன்னா நம்ம அவங்களை எழுப்பி விடணும் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னா நமக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியணும் அப்படின்னா தான் அவங்கள ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ இந்த இந்த லாஜிக் தெரியுது இல்லையா இப்போ முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தோம் மூணு நிலை மூணு காலம் ரெண்டு நிலை நான் இப்போ இதில் வந்து மூணாவது ஒரு நிலையாக நான் இப்போ சொல்லியிருக்கேன் சரியா இந்த இந்த லாஜிக் வந்து தெரியணும் ஆவல் ஆவல்ல இருந்து என்ன சொல்றது ஒரு பயம் வருது இது எல்லாமே ஆவல் பயம் எல்லாமே வந்து நிகழ்காலத்துல சம்பவிக்கக்கூடியது டிஃபரன்ஸ் நிகழ்காலம் இந்த ஆன்சைட்டிங்கிறது வந்து எதுல உள்ளது நிகழ்காலமா எதிர்காலமா கடந்த காலமா நிகழ்காலம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்காலம் ஆனா நனவு நிலையில இருந்து இல்லை இதான் எதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள லிங்க் புரிஞ்சுதான்னு தெரியல ஓகே இதான் அதோட லாஜிக் ம் அதை அதை இன்னும் மேபி அதை ஒழுங்கா எழுதியாச்சுன்னா அது கிளியரா வருமானு தெரியல பார்ப்போம் புரியலன்னா சொல்லுங்க நான் அதை எக்ஸ் இன்னும் வேற ஆங்கிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் ஸோ இப்போ இவங்கள எப்படி இப்போ ஒரு ஆள் இதுல அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற என்ன சொல்லலாம் இல்ல இப்ப இந்த மூணு நிலை நம்ம பார்த்தோம் மூணு காலம் மூணு நிலை இது ஒண்ணுமே இல்லாம இந்த இந்த நிலையை விட்டுருங்க இது இவ்வளோத்தையும் மறந்துடுங்க மறந்துட்டு சில ஆட்களுக்கு என்ன டிப்ரெஷன் ஒண்ணு சொல்லுவாங்க மனச்சோர்வு அதை பற்றி டிப்ரெஷன்னா என்ன காரணமே இல்லாமல் வெளியிலேருந்து பார்க்கும்போது காரணமே இல்லை காரணமே இல்லாமல் ஒரு ஆள் வந்து மொத்தமா திடீர்னு டல் ஆயிட்டாங்கன்னு வைங்களா டல்னா இந்த டயர்டா இருக்கிறது அது இல்லை மன சோர்வுன்னு சொல்றது இப்போ பாடி அசதியா இருக்குது ஸோ அதனால நான் அப்படி சோம்பலா இருக்கிறேன் அது இல்லை டிப்ரெஷனுங்கிறது வந்து அது அது வந்து ஒரு நிலை எல்லாமே இந்த டயர்ல உள்ள காத்து பிடிங்கி விட்டாச்சுன்னா எப்படி இருக்கும் புஷ் அதால ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த ஒரு நிலை அந்த டயரோட நிலை இருக்குது இல்லையா அது உண்மையான ஒரு நிலை இவங்கள பொறுத்த வரைக்கும் யாரை பொறுத்த வரைக்கும் இதை அனுபவிக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் கடந்த காலம் கடந்த காலம் எதிர்காலம் அது ரெண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது டிப்ரெஷன் நிகழ்காலத்துல நடக்கக்கூடியது இது கனவு நனவுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த நனவு முழிச்சிருக்கும் போதே சம்பவிக்கக்கூடியது தான் என்ன சொல்றது டிப்ரெஷன் முழிச்சிருப்பாங்க எல்லாமே கான்சியஸ் எல்லாமே ஞாபகத்துல இருக்கும் என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும் ஆனா அவங்க வந்து டோட்லி அதாவது ஒர்த்லெஸ் ஆஃப் ஃபீல் பண்ணுவாங்க ஒர்த்லாம் இது அஞ்சு பைசாக்கு இனி தேராது நம்மளை வச்சு இனி வந்து நம்ம ரொம்ப மோசமான ஆளு நம்மள வந்து எதுக்குமே லாயக்கு இல்லை அந்த வேல்யூ ஒர்த்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக நீ டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லும்போது நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணி அதோட ஃபைனல் இதுதான் வந்து அந்த டிப்ரெசிவ் ஸ்டேட் அந்த ஸ்டேட்ல இப்படித்தான் வரணும்னு கிடையாது ஒரு ஆள் சொல்லி தான் வரணும்னு கிடையாது சூழலும் வந்து ஒரு இது ஒரு மனுஷனை அந்த இதுல தள்ளலாம் அது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ என்னெல்லாம் கவர் பண்ணுவோம் பயம் ஆன்சைட்டி பயம் ஆன்சைட்டி டிப்ரெஷன் கவர் பண்ணோம் ஓகே ஸோ இது இப்போதைக்கு இது இவ்வளோ இருக்கட்டும் இப்போ இதுல இருந்து ஒரு ஆளை வந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஆள் வந்து இந்த இதுல ஏதோ ஒரு நிலையில இருக்கிறாங்க டிப்ரெஸ் டிப்ரெஸ்டாக uh, இருக்கலாம் பயமாக இருக்கலாம் எதுவாக இருக்கட்டும் ஒவ்வொரு நிலையில இருந்து இதை வெளியில கொண்டு வரும்போது டெக்னிக்கலா இதை எழுதியாச்சுன்னா அது நீட்டா அது ஒரு ஃபார்ம்லா மாதிரியே போட்டே கொண்டு வர முடியும் இது வந்து என்னோட நம்பிக்கை இத இந்த நிலையில இருந்து ஒரு ஆள் வெளியில கொண்டு வர முடியும் இப்போ ஆன்சைட்டியில ஒவ்வொன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாமே ஆன்சைட்டியில அதாவது என்ன பதட்டம் ஒரு ஆள் பதட்டமா இருக்கும்போது அவங்களோட அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது இப்போ பதட்டமா இருக்கக்கூடிய ஒரு ஆளு ஒரு கேள்வி கேட்குறாங்க நாளைக்கு உலகம் அழிய போகுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க கேள்வி நல்ல கேள்வி நாளைக்கு உலகம் அழிய போகுது ஓகே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவங்களுக்கு பதட்டமா இருக்குது உண்மையிலேயே நாளைக்கு உலகம் அழிய போகுதுன்னு சொல்லியாச்சுன்னா நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா முதல்ல முடியாது கேள்வி நல்ல கேள்வி அதுக்கு ஆன்சர் கிடையாது இப்ப நான் இப்படி உட்காந்துருக்கிறேன் இந்த கூரை மேல விழுந்ததுன்னா என்ன நடக்கும் நான் அப்படி யோசிக்கிறேன் என்ன நடக்கும் கூரை விழுறதுக்கு சாத்தியதை உண்டா உண்டு ஏன்னா கூரை விழாதுன்னு அப்படின்னு எல்லாம் கிடையாது கூரை விழுமா விழும் சூரியன் அங்க இருக்குது எர்த்துக்கு மேல வந்து விழுந்ததுன்னா என்ன நடக்கும் புரியுது அதாவது அவங்க கேட்கக்கூடியது நியாயமான ஒரு கேள்வி இந்த கேள்வி உள்ள வரும்போது இம்மீடியட்டா என்ன நடக்குதுன்னா இந்த மைண்ட் வந்து அதை அனலைஸ் பண்ண பார்க்குது ஓ இப்படி வந்து நடந்ததுன்னா என்ன நடக்கும் அந்த அந்த நிலையில நம்மளை அப்படியே உள்ள புஷ் பண்ணிடுறோம் கூரை எனக்கு மேல விழுந்ததுன்னா என்ன நடக்கும் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கக்கூடியது ஒரு வார்த்தை ஒரு எண்ணம் எனக்கு மைண்ட்ல ஒரு எண்ணம் கூரை விழுந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அது வெறும் எண்ணத்திலே இருக்குது இப்போ இதே இது இந்த எண்ணம் வந்து ஒரு எமோஷனா மாறிச்சுதுன்னு வைங்களா எமோஷன்னா என்ன ஒரு ஒரு பயத்தை எனக்கு உண்டு பண்ணுது ஐயோ இது விழுந்ததுன்னா என்ன நடக்கும் அந்த எமோஷன்ல கீழே நான் வந்தேன்னா இல்லைன்னா என்னை சுத்தி அந்த எமோஷன் ஃபுல்லா கண்ட்ரோல் எனக்கு மனதை அந்த பயம் அது வந்து மொத்தமா ஆட்கொண்டுச்சுதுன்னா என்ன நடக்குதுன்னா என்னோட பிஹேவியர் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதுல இருந்து எப்படிரா வெளியில போலாம் எப்படிரா எஸ்கேப் ஆகலான்ட்டு சோ இப்ப நான் வந்து என்ன என்ன எதுல என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா கூரை விழுந்ததுன்னா அதுல இருந்து எப்படிரா தப்பிக்கலாம் இது வந்து இந்த பதட்டத்தோட ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளவுதான் இந்த பதட்டத்தை அனுபவிக்கிறவங்க வந்து இதே போல பல பல பல பல பல நியாயமான டவுட்டு தான் அவங்களுக்கு இல்லைன்னு அவங்க மேல தப்பு கிடையாது இது வந்து அவங்க மேல எதனால வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா அப்ப தெரியும் இது அவங்க மேல உள்ள தப்பு கிடையாது ஆனா இப்படி ஒண்ணு வரும்போது அதுக்கு சொல்யூஷன் வேணும் அவ்வளவுதான் ஸோ இது வந்து பதட்டம் இதுக்கு எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலா ஜென்ரலா சொல்லும்போது இந்த எல்லாத்துக்குமே பேஸ் ஒன்று உண்டு இப்போ நம்ம எதிர் எதிர்காலம் நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலத்தை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணலாம் நான் வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் எல்லாம் பண்ணிக்கலாம் பட் ப்ராக்டிக்கலாக நம்ம ஒன்றும் பண்ணலைன்னா அது வேஸ்ட் கடந்த காலத்தை பற்றி பல ஆராய்ச்சி பண்ணலாம் நான் வந்து அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் நாங்கள் அப்படி வளர்ந்தோம் இப்படி வளர்ந்தோம் அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது ம் ஸோ இந்த எதிர்காலத்தை பற்றி உள்ள ரிசர்ச் கடந்த காலத்தை பற்றி உள்ள ரிசர்ச் ரெண்டே விட்டுரும் விட்டுட்டு நிகழ்காலத்துல இப்போ என்ன நடக்குது இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும் நிகழ்காலம்னா ஒரு ஜோக்கு தான் ஞாபகம் வருது இந்த கொரோனா வைரஸ்ல எல்லாம் லாக்டவுன் ஆயிருக்கும் போது ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு ஃபேஸ்புக்ல எழுதியிருந்தாரு அந்த சுவிட்ச ஃபேனை வந்து ஆஃப் பண்ணியாச்சுன்னா ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சுன்னா ஒரு நிமிஷமும் நாற்பத்தேழா நாற்பத்தெட்டு செகண்டோ ஆகுது இந்த ஃபேன் கரங்கி நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கமெண்ட் எழுதியிருந்தார் ஒரு போஸ்ட் மாதிரி அது நிகழ்காலம் அவர் என்ன பண்றாங்க அதான் நிகழ்காலம் ஒரு ஃபேன் கறங்குது ஓகே இதை போட்டாச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சுன்னா இது இப்படி கறங்கி அப்படி நிற்கும் இது வந்து அப்சர்வ் பண்ணது வந்து நிகழ்காலத்துல இதே மாதிரி உலகத்துல என்னவெல்லாமோ சின்ன சின்ன விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அதை அப்சர்வ் பண்றதுக்கு பேர் தான் நிகழ்காலத்துல வாழ்றது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாவும் பார்க்கணும் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு போகிறோம் ஒவ்வொரு ரோட்ல போகக்கூடிய ஒவ்வொன்றையா அந்த ஃபேனை பார்த்தது மாதிரி இப்படி ஒவ்வொன்றையா பார்த்துட்டு போயாச்சுன்னா நம்ம ஆஃபீஸ் போய் சேர மாட்டோம் ஆனால் அதில் உள்ள அந்த லாஜிக் புரியுது இல்லையா நிகழ்காலத்தில் வாழ்ந்தோம்னா இப்போ நமக்கு முன்னாடி என்ன இருக்குது அதுல வாழ்றதுக்கு நம்ம முதல்ல படிக்கணும் இது வந்து இந்த மைண்ட்ல கண்ட்ரோல் உள்ள ஆட்களுக்கு எது யாருக்கு இப்ப எனக்கு மைண்ட்ல இருந்து எதிர்காலத்தையோ பழைய காலத்தையோ என்னால அத அது அந்த எண்ணங்கள் வராம தடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு முடியும்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அவங்க வந்து இந்த நிகழ்காலத்துல வாழ்றதுக்கு அவங்க படிக்கணும் அப்படின்னா எதிர்காலத்தையும் பழைய காலத்தையும் விட்டுட்டு நிகழ்காலத்துல ஏதாவது மைண்ட் வந்து அப்படி பேக்ல போகும் இல்லைன்னா ஃப்ரண்ட்ல போகும் எண்ணம்னா அப்படிதான் எண்ணம்னா என்ன நிகழ்காலத்துல உள்ள ஒரு எண்ணம் சொல்லுங்க இப்போ உள்ள ஒரு எண்ணம் எண்ணம் வந்து எண்ணம் எப்பவுமே பழையதையோ இல்லைன்னா வரக்கூடியதையோ எதிர்காலத்தையோ இறந்த காலத்தையோ குறிக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸுக்கு பேர் தான் எண்ணம் அதுதான் எண்ணம் நிகழ்காலத்துல எண்ணங்கள் கிடையாது ஸோ அந்த நிகழ்காலத்துல வாழ்றதுக்கு நம்மளால முடியும்னா அதுல வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாழ பழகணும் ஃபர்ஸ்ட் இங்க என்ன பார்த்தோம் மூணு நிலை பார்த்தோம் கனவு நிலையில கனவு நிலையில என்னெல்லாம் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ண முடியும் ஒரு ஆள் வந்து கனவு பார்க்குறாங்கன்னா ஒன்லி அந்த கனவுல உள்ள டேஞ்சர் போகணும் இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் எழுப்பி விடணும் நனவு நிலையில ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஈஸியா சால்வ் பண்ணலாம் அதாவது இந்த மூணு காலம் நனவு நிலையில எதனால ஈஸியா சால்வ் பண்ணலாம் நனவு நிலையில நமக்கு வந்து மைண்டு வந்து நமக்கு கண்ட்ரோல்ல இருக்கும் மட்டும் கிடையாது கை கால் எல்லாமே இருக்கும் அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு பயம் வருது இல்லைங்களா ஒரு பதட்டம் வருது அதெல்லாம் என்ன ஃபார்ம்ல வருது என்ன என்ன உருவத்துல வருது நமக்கு எண்ணங்கள் வெறும் எண்ணங்கள் எனக்கு மைண்ட்ல உள்ள எண்ணங்களை எனக்கு மட்டும்தான் தெரியும் உங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியாது இப்போ இந்த நனவு நிலையில நான் இருந்தேன்னா நான் இருக்கும்போது எனக்கு இந்த எண்ணங்களை பார்க்க முடியும் பார்க்கக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு எந்த எண்ணம் வருது அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்ட்ரோல் என்ன ஆயிரம் எண்ணங்கள் அது ஒரு எண்ணம் அந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும் நனவுல இருந்தோம் இல்லைன்னா அந்த கனவுல இருந்தோன்னு என்ன நடந்திருக்கும் நாய் துரத்துதுன்னு ஓடிக்கிட்டே இருப்போம் நிறுத்தவே மாட்டோம் நனவுல இருந்தோம்னா நாய் துரத்துது ஓகே ஒரு கல் எடுத்து எரியலாமா கை இருக்குது கால் இருக்குது ஓடலாமா இது எல்லாமே நமக்கு மைண்டை யூஸ் பண்ண முடியும் ஒரு ஒரு எண்ணத்தை சால்வ் பண்றதுக்கு ஒரு எண்ணம் கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு நமக்கு மைண்டை யூஸ் பண்ண முடியும் கையை யூஸ் பண்ண முடியும் காலை யூஸ் பண்ண முடியும் உடம்பை யூஸ் பண்ண முடியும் நனவு நிலையில அதனால த பெஸ்ட் பாசிபிள் வழி வந்து இந்த நனவு நிலையில இருந்து இந்த நிகழ்காலத்துல உள்ள என்ன சொல்றது வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்த ஹேண்டில் பண்ணியாச்சுன்னா இந்த மென்டல் இல்னஸோட உள்ள பல பல பல பல பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ஜென்ரலா பல பல விஷயங்கள் இதுல சால்வ் பண்ண முடியும் இது வந்து யாருக்கு இந்த பிரச்சனையில மாட்டாத ஆட்களுக்கு தான் இதை பண்ண முடியும் ஏற்கனவே உள்ள மாட்டிட்டு இருக்க கூடிய ஆட்களால இதை பண்ண முடியாது ஏன்னா அவங்க உள்ள அதுல சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இனி இப்போ அவங்கள வந்து எப்படி வெளியில கொண்டு வரலாம் இப்போ ஒரு ஆள் வந்து உள்ள மாட்டிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா அவங்கள வெளியில கொண்டு வர முடியும் அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் அட்வைஸ் கிடையாது ஆனாலும் ஒரு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்ல ஒரு என்ன சொல்றது ஃபிசிக்கல் பாடி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்போ இவ்வளோ நாளாக நம்ம வந்து மென்டல் ஹெல்த்தை பற்றி பார்த்தோம் அதாவது மென்டல்னா நான் மைண்டு சம்பந்தமா உள்ளது இந்த மைண்டு சம்பந்தமா பார்த்தாலும் உள்ள பிரச்சனைகள் இருந்ததுனால முதல்ல பார்க்க வேண்டியது நம்ம பிசிக்கல் பாடி நம்ம உடம்புல உள்ள என்னதெல்லாமோ ஆசிட் இருக்குது உள்ள என்னெல்லாமோ ஹார்மோன் இருக்குது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இம்பாக்டும் உண்டு இது ஒவ்வொன்றையும் போய் நம்ம வந்து அளந்துட்டு இருக்க முடியாது சிம்பிள் டெஸ்ட் ஜென்ரலாக என்ன பண்ணோம்னா இந்த நியூட்ரியன்ஸ் மட்டும்தான் என்ன பொட்டாசியம் கரெக்டாக இருக்குதா கால்சியம் நல்லா இருக்குதா அயன் நல்லா இருக்குதா தேவையான அளவுக்கு இந்த மாதிரி மினரல்ஸ் வந்து பாடியில இருக்குதாங்கிறத சாதா ஒரு சிம்பிள் டெஸ்ட்ல நம்ம வந்து பண்ண முடியும் அந்த பேசிக்கா உள்ளதா எல்லாரும் பண்ணி வைக்கிறது நல்லது யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஏன்னா சிலது வந்து சில சிம்பிள் மினரல்ஸ்லயே வந்து அது ரொம்ப ஆப்வியஸா தெரியும் ஓகே இது வந்து பிரச்சனை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒருத்தங்கள்கிட்ட வந்து பட பட பட பட படன்னு அடிக்குது ஒரு ஹைட் அண்ட் அவேர்னஸ் மாதிரி இருக்குது என்ன சொல்றது பாடியில இருந்து நான் விலகி நிக்கிற மாதிரி தெரியுது ரொம்ப பாடி ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க சீரியஸா அப்ப நானும் பயங்கரமா யோசிச்சுட்டு இது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் ஓ இது குண்டலினியா இருக்குமோ அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அது ஆக்சுவலா பார்த்தாச்சுன்னா பாடியில உள்ள வந்து அயன் டெபிஷியன்சி புரியுது இல்லையா இது சின்ன விஷயம் ஆனா வந்து இது வந்து it has got a very great impact physical பாடியில இருந்து வரக்கூடியது மென்டலி பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும் ஸோ மினிமம் அதாவது இந்த என்ன சொல்றது பதட்டப்படக்கூடிய ஆட்கள் இல்லைன்னா டென்ஷன் ஆகக்கூடியது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல பிசிக்கலாட்டு பாடியில இந்த நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் வந்து எப்படி இருக்குது அதை வந்து ஃபர்ஸ்ட்ல ஒன்று பார்க்கணும் அடுத்தது சிலவங்களுக்கு வந்து என்ன சொல்றது இது எதனாலன்னா இந்த ஆம்பளைங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் பொம்பளைங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது இப்போ பொம்பளைங்களுக்கு சில மினரல்ஸ் வந்து ஜாஸ்தியாக தேவைப்படும் ஆம்பளைங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தியா வரக்கூடியது யாருக்குன்னா பொம்பளைங்களுக்கு நிறைய இது ஜென் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது என்னோட லாஜிக்ல அது எப்படின்னா இப்போ நீங்க வந்து இப்போ இருபத்தி இல்ல நாற்பத்தி இருபத்தி மூணு நாற்பத்தாறு குரோமசோம்ஸ் இருக்குது இல்லையா ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் இதுல வந்து அந்த இருபத்தி ரெண்டு செட்டு ஒரே மாதிரின்னு சொல்றாங்க ஆக்சுவலா இது ரெண்டு இருபத்தி ரெண்டும் ஒரே மாதிரின்னு கிடையாது பட் ஓகே ஸோ ஃபார் சயின்ஸ்ல வந்து இருபத்தி ரெண்டும் ஒரே மாதிரின்னு சொல்றாங்க அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த செக்ஸ் குரோமசோம்ஸ்ல சிம்பிளா சொல்லணும்னா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இந்த ஸ்பெர்ம் செல் ஒரு சைட்ல இன்னொன்னு எக் செல் இது ரெண்டோட நேச்சரை பார்த்தாச்சுனாலே ஆம்பளையும் பொம்பளைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் ஒரு எக்ஸல் வந்து ஒரு அதாவது இந்த பொம்பளைங்களோட எக்ஸல் வந்து எப்படின்னா அதுக்கு தேவையான எனர்ஜி அது இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சும்மா ஜம்முன்னு அப்படியே உட்காந்துருக்கும் நல்ல ஃபுல் கண்ட்ரோல்ல செல்ஃப் சஸ்டைனிங் அது ம் இப்படிதான் பொம்பளைங்களோட மைண்ட் செட் என்ன சொல்றது வீட்டுல இது இருக்கணும் இது இருக்கணும் இது இருக்கணும் சுத்தி எல்லாம் ஓகே நம்ம சேஃப் அப்படின்னு இது வந்து டிப்பிக்கல் ஒரு பொம்பளையோட மைண்ட் செட் ஒரு டிப்பிக்கல் ஸ்பெர்ம் செல்லோட மைண்ட் செட் என்ன மைண்ட் செட் கிடையாது அதோட பிஹேவியர் என்ன அதுக்கு எனர்ஜியும் கிடையாது கொஞ்சம் தான் எனர்ஜி உண்டு அது என்ன சொல்றது டிராவல் பண்றதுக்கு என்ன சொல்றது சாப்பிட்றதுக்கும் ஒண்ணுமே கிடையாது அன்டிபெண்ட் ஆகிற மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஒண்ணுமே கையில எடுக்காம அது பாட்டுக்கு பல பல கஷ்டங்களை எல்லாத்தையும் பார்த்து கடைசியில போய் அந்த யூனியன் நடக்கும் ஸோ அது எதுக்கு சொல்றேன்னா இந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா இந்த பொம்பளைங்களுக்கு மைண்ட் செட்ல இது வந்து எனக்கு இது இவ்வளவோ எல்லாம் அப்படி எனக்கு தேவையானது எல்லாமே இருக்குது இப்படி வாழ்றது தான் ஒரு டிப்பிக்கல் ஒரு பொம்பளைங்களோட மைண்ட் செட் ஆம்பளைங்களுக்கு சில சமயம் சில ஆம்பளைங்களை பார்த்து ஆ ஒன்றும் இல்லையா ஆ ஒன்றும் இல்லை ஆ ஓகே பார்த்துக்கலாம் வாரதம் போல பார்த்துக்கலாம் இந்த மாதிரி மைண்ட் செட் வந்து பொம்பளைங்களுக்கு கிடையாது ரொம்ப ஸோ இது இது இது எதனால சொல்றேன்னா இந்த டென்ஷன் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு கூடுறதுக்கு சான்சஸ் கூடுதல் ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ தேவைன்னு தெரியும் ஆனால் அது இல்லை அப்படின்னா அது எப்படி கொண்டு வர்றது ஸோ அது வந்து ஒரு போராட்டமாகவே இருந்துட்டு இருக்கும் ஸோ அந்த ரீசனால அது சொல்கிறோம் அடுத்தது இதுல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு முதல்ல நம்ம நம்மளா இருக்க பார்க்கணும் சரியா இப்ப நான் வந்து இன்னொரு ஆளாட்டு ஆக முடியாது ஆகவே முடியாது சிலவங்கள்ட்ட எல்லாம் கேட்டாச்சுன்னா சொல்லுவாங்க நீங்க வந்து வாழ்க்கையில என்ன ஆகணும் நான் பில்கேட்ஸ் மாதிரி நான் வந்து ஒரு பெரிய ஆளாகணும் எல்லாம் சொல்லுவாங்க ஆக முடியாது சரியா அது பில்கேட்ஸ் இது நான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆகி இப்ப என்ன வந்து ரெண்டாவது பில்கேட்ஸ் அந்த மாதிரி அவங்க சொன்னாலும் என்னோட ஐடென்டிட்டி நானுங்கிறது நான் எனக்கு ஒரு சில கோல் இருக்கும் லைஃப்ல அவரை மாதிரி ஆகலாம் அது வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கலாமே தவிர எனக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து அதுக்குள்ள ஓன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்களுக்கு உள்ள ஒரு பர்பஸ் இருக்கு வாழ்க்கையில அது என்ன பர்பஸ் அந்த வழியில போற அது வந்து ஈஸி கிடையாது சிலவங்க வந்து இப்போ ரெண்டு வருஷமா நான் வந்து வாழ்க்கையோட கோல நான் வந்து தேடிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க அது இல்ல அது வந்து சோம்பேறித்தனம் அப்படி கிடையாது நமக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு விஷயம் அத பண்ண ஆரம்பிக்கும் அது என்னவா இருக்கட்டு இது எதுக்கு நான் சொல்றேன்னா இந்த பழைய நிலை என்ன சொல்றது இறந்த காலம் எதிர்காலம் இதுக்கு வந்து மைண்டு போகாம இருக்கிறதுக்குள்ள வழியாகவும் இது இது ஒவ்வொன்றும் சொல்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது ஏன்னா சும்மா உட்காந்துருந்தோன்னுங்களேன் எண்ணங்கள் வரும் நார்மல் எண்ணம் வரணும் சரியா எண்ணம் வந்தாதான் நம்ம நார்மல் மனுஷனே அர்த்தம் ஸோ எண்ணங்கள் வரும் எண்ணங்கள்னா என்ன பழைய காலத்தையோ எதிர்காலத்தையோ குறிக்கக்கூடிய பார்த்து மைண்ட் அங்கேயும் ஷட்டில் அடிச்சுட்டே இருக்கும் தேவையில்லாதது ஒரு விஷயம் ஸோ அதை ஸ்டாப் பண்றதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு அதை பண்ண ஆரம்பிக்கணும் அது சின்ன விஷயமா இருக்கலாம் ரொம்ப நமக்கு என்ன பிடிக்குதோ அது கோல் என்ன சும்மா உட்காந்து ட்ரீம் அடிக்காம இருக்கிறது அதுதான் கோல் இது வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் அது முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் தேவைப்படும் சப்போர்ட்னா இது வந்து இந்த எல்லாருமே தனித்தனியா பிறக்கணும் எல்லாருமே இந்த தனிமை வந்து ஒரு பயம் கலந்த தனிமை இந்த நான் அப்படின்னு உள்ள இருக்குது இல்லையா இந்த நான் இப்ப நான் பிறக்கும் போது நான் தனியா தான் பிறக்கும் இந்த தனிமை எனக்கே ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தனிமையாகும் அது அது உண்மை அது கொஞ்சம் டீப்பா உள்ள அது ஒரு தனியா டாபிக்கா போயிடும் இந்த தனிமை இப்ப நான் இருக்கக்கூடியது நான் மட்டும் தனியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சுத்தி வந்து எல்லாமே வேற இது மட்டும்தான் நான் இதுதான் உண்மை தனியா தான் பிறக்கிறோம் தனியா தான் இறக்க போறோம் எல்லாம் ஓகே ஆனாலும் இந்த தனிமையோட பயத்துல வந்து சமாளிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா பல பல பல பல ஆட்களை நமக்கு கூடல கூட்டி சேர்க்கிறோம் இது நான் இது என்னுடையது இது வந்து என்னுடைய பாடி இது என்னுடைய வீடு இது என்னுடைய கார் வேலை இது எல்லாத்தையும் டைட்டா பிடிச்சு வைக்கிறோம் ஏன் பிடிச்சு வைக்கிறோம் இந்த தனிமைய நம்ம வந்து நம்மளால ஒத்துக்க முடியாது அது அது ஈஸியும் கிடையாது அத உணரவும் ரொம்ப கஷ்டம் ஆனா அதுல இருந்து எஸ்கேப் ஆறதுக்காக இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி சேர்த்துட்டு இருக்கணும் கூட்டி சேர்த்துட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு வந்து இந்த நான் அது மட்டும் தனியா டீல் பண்ணாம எனக்கு துணையா இருக்கக்கூடியது அது அது அது அது அது வீடு கார் இப்படின்னு எல்லாம் இருக்கிறோம் அதெல்லாம் ஒவ்வொன்றா போதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த நான் வந்து ஆட்டம் காணும் இதுதான் ஜென்ரல் லாஜிக் இப்போ இந்த கேஸ்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க வந்து கிட்டேயாவது இத பேசணும் இதை மன ரீதியாட்டு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து யாருக்க கிட்டையாவது இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆசைன்னு கிடையாது ஒரு ஆள் தேவைப்படும் ஏன்னா அவங்க பிரச்சனையை சொல்றதுக்கு அது தப்பு கிடையாது அந்த பிரச்சனைய சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வாக முடியுமா ஆனா துரதிருஷ்ட துரதிர்ஷ்டமாக இது எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஆள் இத இவங்களோட பிரச்சனைகளை கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடைக்காது இதுதான் உள்ளதுலே பெரிய பிரச்சனை ஒரு ஆளுடைய பிரச்சனைய கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இப்போ உங்க வீட்டுல ஒரு யாருக்காவது ஒரு ஒரு ஆளுக்கு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் லெவல் கூடுது இல்லைன்னா பதட்டப்படுறாங்க இல்லைன்னா டிப்ரெஷனா இருக்கிறாங்க அதுக்கு காரணம் யார் தெரியுமா நீங்க தான் எங்க எனக்கு வீட்டுல ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா காரணம் என்ன நான் நான் எனக்கு கூட உள்ளவங்க ஏன் ஒரு சின்ன குழந்தை யோசித்து பாருங்க ஒரு சின்ன குழந்தை பிறக்குது அது ஒரு நாலஞ்சு வயசு வர அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்குது ட்ரெஸ்ஸும் போடாது ஒண்ணும் போடாது அது பாட்டுக்கு ரோட்ல போய் இன்னெல்லாம் பண்ணுமா எல்லாம் பண்ணும் ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாரு ஒரு பிரசிடென்ட் வராங்க அது ஏதாவது நீ யாரா இருந்துட்டு போ எனக்கு என்ன ஐ டோன்ட் கேர் அந்த மைண்ட் செட்ல இருக்கும் குழந்தைங்க வளரும் அதுதான் ஒரிஜினல் நேச்சர் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த ஒரு இமேஜ் வந்து உருவாக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது ஆட்டோமேட்டிக்கா உருவாகும் என்ன இமேஜ் உருவாகுது ஓ இவங்க இப்படி இவங்க இப்படி அதை வச்சு மைண்ட்ல ஒரு இமேஜ் வந்து அப்படி டெவலப் ஆயிட்டே வருது இந்த டெவலப் ஆயிட்டு வர் வர்றதுக்கு வரும்போது இன்னொரு பெரிய ஃபேக்டர் வந்து இருக்குது என்னன்னா அந்த ஜட்ஜிங் ஜட்ஜிங் கெப்பாசிட்டி அதை லிசன் பண்ணக்கூடிய ஒரு ஆளோட ஜட்ஜிங் நேச்சர் அது வந்து இந்த குழந்தைய பயங்கரமா வந்து அஃபெக்ட் பண்ணும் அதை மாத்தி சிம்பிளா சொல்றேன் இப்போ ஒரு குழந்தை ஒரு தப்பு பண்ணுது ம் ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு தப்பு பண்ணுது அப்போ அவங்க அப்பா சொல்றாங்க டேய் இது என்ன இது கூட தெரியாதா ம் ஓகே அந்த குழந்தை இது கூட தெரியாதா அப்படின்னு அப்பா சொல்றாங்க ஓகே பேசாம இருக்கும் அடுத்த வாட்டி அந்த தப்பை பண்ணுது தப்புன்னா என்ன சொல்றது அது நடக்குது அந்த தப்பு வந்து அது பண்ணுது இல்லைன்னா தப்பு நடக்குது அப்ப அந்த குழந்தைக்கு முதல்ல வரக்கூடியது அப்பா என்ன சொன்னாங்க இது கூட தெரியாதா ஓகே அப்போ அது வந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு வேற ரீதியாட்டு இல்லைன்னா வேற வழியில ஒரு சொல்யூஷனா அது தேடுது என்னதுன்னா அப்பாட்ட சொல்லியாச்சுன்னா என்னண்டாகும் இது கூட தெரியாதான்னு சொல்லுவாங்க மேபி திட்டலாம் நான் ஒரு வாட்டி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா திட்டலாம் இது வந்து ஒரு சின்ன பிகினிங் சின்ன பாயிண்ட் ஸோ இப்போ இந்த குழந்தை ஒண்ணுமே சும்மா ஜாலியா சுத்திட்டு இருந்த குழந்தை அதோட சொந்த அப்பாக்கு கிட்டேயே ஒரு விஷயத்த சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏன் இந்த அப்பா வந்து ஒண்ணு முதல்ல வந்து அதே சொல்லியிருக்காரு இது கூட தெரியாதானே அவர் சொல்லியிருக்கிறாரு சொல்லி கொடுத்திருக்கிறாரு திருப்பவும் அந்த குழந்தை தப்பு பண்ணுது இந்த அப்பாவுக்கு இந்த அப்பா வந்து இந்த என்ன சொல்றது ஜட்மெண்ட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க ஜட்மெண்ட் கெப்பாசிட்டின்னா ஜட்மெண்ட் தீர்ப்பு தீர்ப்பு கிடையாது அதாவது ஒரு ஒரு நீ வந்து இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை உண்டு பண்றது மைண்டுக்குள்ளால யாருக்கு மைண்டுக்குள்ளால குழந்தைக்கு மைண்டுக்குள்ளால அப்பாக்கு மைண்டுக்குள்ளாலேயும் அது உருவாகும் ஓ ஒரு நாலு வாட்டி அந்த குழந்தை தப்ப பண்ணும்போது ஓ ஓகே இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல உருவாகும் அடுத்தது அதை வந்து அந்த குழந்தைக்கு கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அந்த குழந்தை ஓப்பனா பேசக்கூடிய அந்த வாய்ப்பை முற்றிலுமாக அது அறுத்து விடுகிறது கட் பண்ணி விட்டுரும் குழந்தை ஒரு நாலு பேர் இந்த மாதிரி அந்த குழந்தைகிட்ட பிஹேவ் பண்ணும்போது இதுதான் உலகத்துல நடக்குது இப்படித்தான் எல்லாரும் வளர்றோம் ஆனா ஒரு நாலு பேர் அந்த குழந்தைங்க கிட்ட பண்ணும்போது அந்த குழந்தை அதை சுற்றி வந்து ஒரு வாலை வந்து உருவாக்குது அது என்ன வால் ஓகே என்னுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படி ஒரு தீர்மானத்துக்கு இந்த குழந்தை வந்து வரும்போது அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்ப அது என்ன பண்ணும் அது மைண்டுக்குள்ளால பூட்டி வைக்கும் இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்டே இதுதான் கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஸோ அதனால நானே எனக்குள்ளால இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு உள்ள இறங்கும் உள்ள இறங்கி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா வெளியில இருந்து சொன்னாதானே தெரியும் உள்ள ஒரு மனுஷன் வந்து எல்லாமே படிச்சுட்டு வரல உலகத்துல இங்க வந்துதான் படிக்கிறான் இங்க இது இது இது இது எல்லாம் படிக்கிறான் ஸோ வெளியில உள்ள இருந்து வரக்கூடிய இன்புட்ஸ் நிறுத்தும் நிற்கும் போது இது வந்து ஸ்டக் ஆகி அப்படியே அந்த இதுல பிளாக் ஆகி நிற்கும் இதனாலதான் இந்த மென்டல் டிசார்டர் மென்டல் டிசார்டர்னு கூட கிடையாது மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இது இதெல்லாம் ஒரு நோயே கிடையாது சிம்பிளா சிம்பிளா உள்ள சொல்யூஷன் உங்க வீட்டுல யாருக்காவது இந்த மாதிரி இருந்ததுன்னா ஜட்ஜ் பண்ணாம பேச பழகுங்க அவங்களுக்கு கூட அவ்வளவுதான் இதுக்கு ஒரே ஆன்சர் ஒரே சொல்யூஷன் ஒரு ஆள் அப்படி இருக்கிறாங்கன்னா காது கொடுத்து பேசுங்க இது இந்த என்ன சொல்றது இந்த சைக்கோ தெராபிஸ் சைக்கியாட்ரிஸ் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது அது காமெடியா இருக்குது எப்படியெல்லாம் காசு அடிக்கிறாங்க எப்படியெல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க ஏமாத்துறாங்க அது என்ன என்ன நீங்க உள்ள அதுக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் பேரெல்லாம் பார்க்கும்போது டீசெண்டா எப்படின்னு எல்லாம் இருக்கும் ஜஸ்ட் காது கொடுத்து ஜட்ஜ் பண்ணாம பேச பழகிறது அவ்வளவுதான் யார் இதுல அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்களோ டிப்ரெஷன் இருக்குதோ இல்லைன்னா என்ன சொல்றது ஆன்சைட்டி இருக்குதோ அவங்க கிட்ட காது கொடுத்து பேச பழகுங்க ஜட்ஜ் பண்ணாம சோ இது வந்து சொல்றது மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனைக்கு இது மட்டும்தான் சொல்யூஷன் அடுத்தது என்னோட என்னன்னா இது காது கொடுத்து பேச பழகும் போது என்னன்றாகும் அந்த அந்த கனவு நனவு இது இல்லாம மூணாவது ஒரு நிலை சொன்ன இல்லையா அந்த நிலையில இருந்தாங்கன்னாலும் அவங்கள நினைவு நனவு நிலைக்கு கொண்டு வர முடியும் கனவு நிலையில இருந்தாலும் இப்போ என்ன சொல்றது ஏதாவது ஒரு தெரியாம இந்த மாதிரி ஸ்டக்காய் எப்படி நிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட பேசியே அவங்கள வந்து நனவு நிலைக்கு கொண்டு வர முடியும் பேசித்தான் கொண்டு வர முடியும் மருந்துனாலும் முடியாது பேசித்தான் கொண்டு வர முடியும் ஸோ இந்த அதாவது இந்த இந்த சப்போர்ட்டுக்கு ஒரு சிஸ்டம் நான் இல்லையா அதுக்கு நம்ம ஊர்ல எல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த சின்ன குழந்தைங்க பயந்தாங்கன்னா இந்த கையில அந்த ஒரு கயர்லாம் கட்டி விடுவாங்க பாத்துறீங்க இப்போ கட்டுவாங்க சின்ன குழந்தைங்கன்னு கிடையாது ஒரு பெரிய ஆட்களும் கட்டுவாங்க இந்த மஞ்சள் கலர் ரெட் கலர் அந்த மாதிரி எல்லாம் அது எதுக்கு அது எதுக்கு பண்றாங்கன்னா உனக்கு ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வருது ம் பிரச்சனை வரும்போது இப்படி ஒன்று கட்டி இருக்கிறோம் அந்த கயர்ல ஒண்ணுமே கிடையாது அது சாதா கயிறு அது யாரா இருக்கட்டும் எந்த மதமா இருக்கட்டும் எப்படி கட்டியிருந்தாலும் அந்த கயர்ல சி கடவுள் வந்து உலகத்தை படைச்சவர் அவ்வளவு பெரிய கடவுளை ஒரு கயர்ல கட்டி உள்ள வைக்க முடியாது சரியா காமன் சென்ஸ் ஸோ அந்த கயர்ல ஏதோ இருக்குது என்ன இருக்குது மனதுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இந்த கயரை கட்டி இருக்கிறோம் ஸோ என்ன என்ன காப்பாத்துறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு புரியுது இல்லையா அந்த லாஜிக்ல இந்த இந்த கயர் கட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இந்த பயம் அதெல்லாம் மாத்துறது ரிலீஜியஸா உள்ளவங்க இப்போ இந்த பகவத்கீதால வந்து என்ன சொல்லுவாங்க அர்ஜுனா நான் தான் வந்து இந்த I am the spirit abiding இந்த inner psyche of all beings அதாவது எனது உள்ள மனுஷனுக்கு உள்ளால இருக்கக்கூடிய அந்த ஆத்துமான்னு சொல்லக்கூடியது நான் தான் பகவத்கீதா பத்து சாப்டர் பத்து வேர்ஸ் இருபது சரியா இது பகவத்கீதா எதுக்கு சொல்றான்னா எப்பா ராசா நீ பயப்படாத உம் நீ பயப்படாத கடவுள் என்பது வெளியில உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் கிடையாது உனக்கு கூடாலே உனக்கு உள்ளால உனக்கு கூடால ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆள்னா கடவுள் இது ஏசாயால ஒரு ஒண்ணு உண்டு ஏசாயா நாற்பத்தி ஒண்ணு பத்து நீ பயப்படாது நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் ஒரு கடவுள் மனுஷனை பார்த்து நீ பயப்படாத நான் ஐ ஆம் வித் யூ அப்படின்னு சொல்றாரு உண்மையான பக்தி உள்ளவங்களுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும் எதுக்கு பயப்படாம இருக்கிறது பிரச்சனைகள் வாழ்க்கையில காமன் அது வந்து ரொம்ப ரொம்ப சகஜம் அது உயிரோடு இருந்தாச்சுன்னா பிரச்சனை வரத்தான் செய்யும் பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா செத்துடணும் சிம்பிள் நோ ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொல்றது உள்ள போட்டு எரிச்சிருவாங்க இல்லைன்னா மண்ணை போட்டு மூடி வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது உயிரோடு இருக்கும்போது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது அதுதான் நமக்குள்ள டாஸ்க் அது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இதுல பயம் என்பது நமக்கு ஒண்ணுமே தராது நமக்கு பயங்கிறத வச்சு நமக்கு பிரயோஜனமாட்டும் எந்த விஷயத்துக்குமே யூஸ் ஆகாது பயம் அந்த பயம் வந்து கண்டினியூஸா இருந்ததுன்னா அது இந்த மாதிரி மனநிலை மனநிலையை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு லெவல்ல தான் கொண்டு போகும் ஸோ அதனால இந்த பயம் வாழ்க்கையில எதுக்காவது ஒரு பயம் ஒண்ணு இருக்குதுன்னா அதை வந்து ஃபேஸ் பண்ண பழகணும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு பயம் இருக்குதுன்னா எது வந்து சிலவங்களுக்கு பேனிக் அட்டாக்னு எல்லாம் வரும் திடீர்னு ஒரு ஐயோ என்ன நடக்கும் அதெல்லாம் வந்து இதெல்லாம் உள்ள எல்லாமே க்ளோஸ்லி ரிலேட்டட் இந்த எதிர்காலம் பழைய காலம் அதெல்லாம் சொன்னால இது அதுல எல்லாம் சேர்த்து வச்சு வரக்கூடியதுதான் இது எல்லாமே இந்த மனசுல உள்ள அந்த தைரியம் வரணும்னா நமக்கு கூட கடவுள் இருக்கிறார் உம் யாருமே இல்லாட்டாலும் வீட்டுல உள்ளவங்க கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கூட கடவுள் இருக்கிறார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கூட கடவுள் இருக்கிறார் ஓகே நான் எனக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வருது ஆமாம் எனக்கு வந்து என்ன சொல்றது ஒரு ஆவல் இருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஒரு என்ன சொல்றது நாளைக்கு எக்ஸாம் எப்படி எழுதுவனோ தெரியாது அதுக்காக பயப்பட தேவையில்லை அப்படின்னா அந்த நிகழ்காலத்திலயும் இருக்க முடியாது நிகழ்காலத்திலயும் இருக்க முடியாது நனவு நிலையிலையும் இருக்க முடியாது ஸோ இந்த நிகழ்காலம் நனவு நிலை இதுல இருக்கிறதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால முடியுமோ அதுக்கு முயற்சி பண்ணுவோம் நன்றி